அவதாசர்க்கு நிதியவர் சோதனைகள் வந்ததில்ல யோர்தான் போல வெள்ளங்கள் எழும்பி நம்மை அமிழ்த்து போடத்தக்கதாய் வந்தது ஆனால் கர்த்தருடைய கரம் ஹாலையா எளிதா எளியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளும் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் கேள்விகளை எழுப்பினாலும் நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும் நான் அழு அமிழ்ந்து போகாதபடிக்கு நான் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார் ஹாலையா அதனால தான் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நின்று அவரை நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன் ஹாலையா தாவிது சொல்லுகிறார் நான் விழும்படி நீ என்னை தள்ளி அள்ளினாய் ஆனால் கர்த்தரோ என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி ஹாலலூயா பிசாசானவன் நாம் எப்போ விழுந்துருவோம் எப்போ அழிச்சிடலாம் எப்போ இவங்க கதையை முடிச்சிடலாம் சொல்லி எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ அம்புகள் எத்தனையோ சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறார் ஹாலலூயா என் பிள்ளை நிர்மூலமாக நான் விட மாட்டேன் என்று சொல்லி அதற்காகவே சிலுவையில் சென்றார் ஹாலலூயா என்னெல்லாம் செய்யணும் என் பிள்ளையை காப்பாற்ற என் பிள்ளைய வாழ வைக்க என் பிள்ளையை அலங்காரமாய் வைக்க என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படிப்பட்ட பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஹாலலுயா தொடர்ந்து அந்த நம்பிக்கையில கத்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அவர் என்னை கைவிடவே மாட்டார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட கர்த்தரை தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லார்ட் ஹalleluya praise the lord praise the lord praise the lord நன்றி அப்பா அப்படியே கத்தரை ஆராதிக்கலாம் அலலூயா எல்லாம் கண்களை மூடி அலலூயா கத்துடைய பிரச்சனத்தில் அலலூயா எவ்ரி ஐஸ் க்ளோஸ் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது அலலூயா எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வாக்கு தத்துவம் ஒரு தேவ வார்த்தை பாருங்க அலலூயா கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட நாமும் அவருடைய மகிமையில் அலலூயா you gonna take part in the glory of the Lord அலலூயா பாருங்கள் கத்தருடைய மகிமையை மோசையினால் பார்க்க முடியல அவர் பின்பாக சொல்லுவதை பார்க்கவே அலலுயா மோசையினால் முடிந்தது ஆனால் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகிய சபைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் அவர் வெளிப்படும் பொழுது நானும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவேன் அலலுயா எவ்வளோ ஒன்றுமே மண்ணான சரீரத்தை அலலுயா அவர் கரத்தின் கிரியையை கத்தர் இவ்வளவு எக்ஸால்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அலலுயா டு டேக் பார்ட் இந்த க்ளோரி ஆஃப் த லார்ட் யாருக்குமே என் மகிமையை யாருக்கும் கொடேன் என்று சொல்லுகிற தேவன் அவரோடு கூட மகிமையில் நம்மையும் வெளிப்பட பண்ண சொன்ன அலலூயா எவ்வளோ ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் இருக்கும் அப்போ எப்படி இருக்கணும் ஆராதனை கத்துடைய சமூகத்தில் நானும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவேன் அலலூயா I am gonna partake in the glory of the Lord அலலூயா நானும் அந்த மகிமையில் பங்காக இருக்கிறேன் நானும் அந்த மகிமையில் பங்காக இருக்கிறேன் அலலூயா எல்லாம் கண்களை மூடி அலலூயா அப்போ மகிமையில் பங்காக இருப்பவர்களைப் போல நாம் இன்றைக்கும் நின்று ஆராதிக்க தேவனுடைய மகிமையின் பங்கில் அலலூயா கிறிஸ்துவானவர் வெளிப்படும் போது அவரோடு கூட அலலூயா நாமும் வெளிப்படும்படியா அலலூயா இந்த காலை வேலையை காலையில் எல்லாம் கண்களை மூடி கத்தரை நோக்கி அலலூயா ஆராதிப்போம் உங்கள் கண்கள் வானத்திற்கு நேராக அலலூயா ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு பதில் கொடுக்கும் செவிசாய்க்கும் கத்தருக்கு நேராக இருக்கட்டும் அலலூயா வேறு எங்கும் என் ஃபோக்கஸ் இருக்க வேணாம் வேறு எங்கும் என் கண் பார்வை இருக்க வேணாம் கத்தரை நோக்கி மாத்திரம் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிப்பீங்களா அவரை மாத்திரம் நோக்கி அவரை மாத்திரம் நோக்கி அலலூயா அலலூயா எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்வார் ஓ Oh God will declare, hallelujah, miracles in your life, hallelujah. கத்தர் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அறிவிக்க கட்டவிழ்க்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஆராதிக்கும் பொழுதே அற்புதங்கள் அலலுயா கட்டவிழ்க்கப்படட்டுமே உங்க ஆராதனை அலலுயா அசையாத காரியங்களை அசைக்கட்டுமே இந்த காலை வேலையில் எப்பொழுதும் மகிமைக்குரியவருக்கு எப்பொழுதும் துதிக்கப்படத்தக்கவருக்கு எப்பொழுதும் ஆராதிக்கப்படத்தக்கவருக்கு அலலுயா ஒரு சிறந்த ஆராதனையை give the best worship that you can offer and to the Lord அலலுயா give him the best best அலலுயா என் என்னால் முடிந்ததை என்னால் முடிந்ததை அலலுயா சிறந்ததை அலலுயா நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நல்ல வாயை திறந்து can we all thank the Lord can we all thank the Lord for what he has done in your life can we all thank the Lord for what he has done in your life அலலுயா அவர் செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களையும் எண்ணி கத்தரை துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க எல்லாம் துதிக்கிறீங்களா அலலுயா how many of you're worshipping along with me அலலுயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா மகிமைப்படுத்துகிறோம் உங்கள் பரிசுத்த நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே சர்ச்சா இந்த காலை வேலையில let your name be exalted in our praise let your name be glorified in our worship Lord எங்க ஆராதனையில் உங்க நாமம் மகிமைப்படுவதாக உங்க நாமம் உயர்ந்திருப்பதாக ஹalleluya நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நன்றி நல்லவரே உமக்கு நன்றி பரிசுத்தரே மகத்துவமே உமக்கு நன்றி தேங்க் யூ சீச உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவர் அலுவயா அவர் இப்பொழுதும் வாழ்கிறார் எப்பொழுதும் வாழ்கிறார் முடிவு பரியந்தம் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை காண செய்வார் என்னோடு கூட இணைந்து அலலுயா கத்தரை பாடி மகிமைப்படுத்துவோம் நல்ல உற்சாகமாக அலலுயா கையை தட்டி அலலுயா கத்தரை மகிமைப்படுத்துவோம் அவரை துதிப்போம் அலலுயா ப்ரைஸ் அலா தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவருடைய பாவம் எல்லாம் சந்தோஷம் கொஞ்சம் கையை தட்டி எல்லாம் ஓ க்ளோரி கையை தட்டி உனக்குள் எனக்கும் இருப்பவா பெரியவரே எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார் உனக்குள் எனக்குள் இருப்பவர் என்றும் நம்மோடு மறுபடியும் பாடலாமா உனக்குள் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே எப்போதும் என்றென்றும் நம்மோடு ஒன் கோ உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே எப்போதும் எப்போதும் நம்மோடு வாழ்கிறார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் சொல்லுங்க ஓஹோ காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் மறுபடியும் சொல்லுங்களா டிக்ளேர் பண்ணுங்க பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் மறுபடியும் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் நீ கொஞ்சம் டிக்ளேர் பண்ணும் I will see greater things I'm going to witness greater things in my life. Hallelujah. How many of you going to worship and declare? பெரிய காரியம் எனக்கு செய்வார் நமக்கு செய்வார் நான் பெரியவரை ஆராதிக்கிறேன் எனக்குள்ள இருக்கிறவர் அலலுயா மிகவும் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஒரு முழக்கம் இந்த கால வேலையில அலலுயா உண்டாகச்சும் அலலுயா பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும் பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும் சொல்லுங்களா பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும் பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தால் சொல்லுங்க இப்ப எல்லாம் பெரிய காரியம் பெரிய காரியம் ஆமே பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவாரோ பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவாரோ பெரிய காரியம் சந்தோஷமா நல்ல கையை தட்டி டிக்ளேர் பண்ணி சொல்லு சொல்லுவீங்களா மறுபடியும் பெரிய காரியம் ஆமே பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவான் சத்ருக்கள் என்னை பார்த்து சிரித்தாலும் என் பலனான இயேசுவாலே நகைப்பேனே சத்ருக்கள் என்னை பார்த்து சிரித்தாலும் என் பலனான இயேசுவாலே நகைப்பேனே பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் பெரிய காரியம் கையை நல்லா தட்டி சொல்லு பெரிய காரியம் பெரிய பெரியவர் பெரியவர்களை காண செய்வார் ஒன் மோர் டைம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் சொல்லுங்க மறுபடியும் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் சிநேகித்தவர்கள் என்னை வெறுத்தாலும் என் சிநேகிதனான மகிழ்வேனே சிநேகித்தவர்கள் என்னை வெறுத்தாலும் என் சிநேகிதனான இயேசுவாலே மகிழ்வேனே பெரிய காரியம் பெரிய காரியம் சொல்லுங்க பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியத்தை பாக்குறவங்க மாதிரி பாடணும் பெரிய காரியம் சொல்லுங்க நான் பெரிய காரியத்தை பாக்குறேன் அப்படி பாடணும் ஹalleluya i'm going to witness greater things in my life hallelujah சொல்லுங்க பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் மறுபடியும் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திருவான் உனக்குள் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திருவார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்தி மறுபடியும் எல்லா சொல்லி நான் பார்ப்பேன் பெரிய காரியத்தை நான் பார்ப்பேன் என் வாழ்க்கையில கத்த செய்வார் இதுவரையிலும் காணாததை இதுவரையிலும் காணாததை கத்தர் என் வாழ்க்கையில் செய்வார் சொல்வோம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்தி மறுபடியும் பார்வோனின் பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும் பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும் சொல்லுங்க பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும் தடை இருந்தாலும் தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும் எல்லாரும் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவாடுவோ பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் சத்தமா பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடு உனக்குள் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் எல்லாம் சத்தமா பாடுவோம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் எல்லாம் கடைசியா பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார் நல்ல ஒரு கையை தான் தட்டி அலலூயா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அலலூயா அவரை துதித்து போற்று அவருக்கே உரிய ஆராதனை அவருக்கு கொடுத்து ஹalleluya நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமது வாசஸ்தலங்கள் அது அழகானவைகள் ஆண்டவரே உமது வாசஸ்தலங்கள் அது அழகானவைகள் அப்பா ஆண்டவரே ஹalleluya நன்றியோடு உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே நீ சாலமோனிலும் பெரியவர் நீர் தேவாலயத்திலும் பெரியவர் ஆண்டவரே நீர் எல்லாரிலும் பெரியவர் அந்த பெரியவர் இங்கு இருக்கிறார் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்குள் இயேசு அலலுயா பெரியவராய் இருக்கிறார் உங்களுக்குள் அவர் பெரிய தேவனாய் அவர் பெரிய கர்த்தராய் இருக்கிறார் அலலுயா அதனால் இப்போ எல்லாம் பிரச்சனையை பெருசாக பார்க்கறத விட்டு உங்களுக்குள் இருக்க இயேசுவை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பீங்களா என் பிரச்சனையை அலலு என் சூழ்நிலையை பார்வோன் என் சேனையை எனக்கு முன்பாக நிற்கும் காரியங்களை பெருசாக பார்க்காம எனக்குள் இருப்பவர் அதை காட்டிலும் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற ஒரு நிச்சயத்தை ஒரு விசுவாசத்தை இந்த காலை வேலையில் அப்பா you are great Lord you greater than my problem ஆண்டவரே என் பிரச்சனையை காட்டிலும் உங்கள் வல்லமை பெரியது என் தேவையை காட்டிலும் உங்கள் வல்லமை பெரியது எத்தனை பேர் அப்படி அறிக்கையிட முடியும் இந்த காலை வேலையில் ஆண்டவரே நீர் எல்லாரிலும் பெரியவர் நீர் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறீர் அலலூயா அலலூயா அவருக்குள்ளாய் அவர் மூலமாய் அவரை கொண்டும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது அலலூயா இந்த காலை வேலையில் அவரை பிடிச்சுக்கோங்க அலலூயா அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க அப்பா என் வாழ்க்கையில் thank you Lord that I'm gonna witness a greater things in my life ஹலலூயா இதுவரையிலும் பெரிய காரியத்தை பார்த்துருக்கலாம் இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஐ வில் சி லூயா கிரேட்டர் திங் தன் திஸ் லூயா பெரியதிலும் பெரியதை பார்ப்பேன் பெரியதிலும் பெரியதை பார்ப்பேன் மகிமையிலும் மகிமையை காண்பேன் ஹலலூயா ஹலலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய கிருபனை தெரியுமா out of everything sonship and daughtership அலையிலோயா நம்மை புத்திரர்களாய் கத்தர் பார்க்குறார் எவ்வளோ பெரிய கிரேஸ் பாருங்க நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் யாருக்கும் கொடுக்காத க்ளோரியை கத்தர் உங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் டு டேக் பார்ட் இந்த க்ளோரி ஆஃப் த லார்ட் அலலூயா அவர் மகிமையில் நாமும் பிரவேசிக்கும்படியா அலலூயா யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் எனக்கு அலலூயா கத்தர் அந்த மகிமையில் பார்ட்டேக் பண்ண உதவி செஞ்சிருக்கார் பாருங்க அலலூயா தேங்க்யூ தோஸ் பார்ட்டேக் இந்த கம்யூனியன் வில் ஆல்சோ பார்ட்டேக் இந்த க்ளோரி ஆஃப் த லார்ட் அலலூயா அவருடைய பந்தியில் அவருடைய அவர் செய்ததை அலலுயா நினைவு கூறும்படி செய்கிறவர்கள் அலலுயா அவருடைய மகிமையிலும் அலலுயா அவர் மகிமையிலும் அலலுயா பார்ட்டேக் பண்ணுவாங்க அலலுயா தேங்க்யூ சீசஸ் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதை காட்டிலும் ஒரு இன்னொரு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்ன தெரியுமா உங்களை புத்திரர்களாய் அவருடைய சன் அண்ட் டாட்டர்ஸாக கத்துற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஹலோ லூயா இந்த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரு பாருங்க அலலுயா அது அதிலும் பெருசு ஐ கேன் கால் மை ஹலலுய காட் அஸ் ஆபா ஃபாதர் நோ என் தேவனாகிய கர்த்தரை யாவே என்னும் பயங்கரமான பரம பிதாவை ஹலலுயா பரிசுத்தரை இப்பொழுது நான் அப்பான்னு கூப்பிடலாம் ஹலலுயா ஐ கேன் கால் இம் அபா ஃபாதர் அலலுயா அவருடைய சமூகத்தில் நான் மகனை போல போகலாம் அவருடைய சமூகத்தில் நான் மகனை போல சென்று அவரோடு கூட பேச முடியும் அவரோடு கூட உறவாட முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிலையை கற்றுக் கொடுத்துருக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் அந்த தகப்பனை நோக்கி அப்பா தகப்பனே என் வாழ்க்கையில் ஆண்டவரே இம்மட்டும் நீர் ஆண்டவரே தோலின் மீது சுமந்து என்னை ஆண்டவரே கீழே விழுந்த நேரத்தில் எல்லாம் தூக்கி எடுத்து ஆண்டவரே கிருபையாய் பாதுகாத்தீரே நன்றி என்று சொல்லி அலலூயா எல்லாம் அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து தொடர்ந்து கத்தரை அதிப்பீர்களா அலலூயா நன்றி அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் நீர் எங்கள் நல்ல தகப்பனப்பா you are our good father Lord Jesus, you are our good Father. தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே தகப்பனே நல்ல தகப்பனே என் எத்தனை பேர் சொல்றீங்க கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டியமைப்பவரே என் நல்ல தகப்பனே தேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவர் தகப்பனே மறுபடியும் தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே தகப்பனே நல்ல தகப்பனே என் கர தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்து என் நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவர் என்னோடு கூட சேர்ந்து என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி சொல்லுங்க நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே நேசமீரே நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே அப்பா ஆண்டவரே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உம்மை என் கண்கள் கண்டது அப்பா உமக்கு நான் நன்றி சொல்லி உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவர் ஹalleluya அப்பா என்னை பராமரிக்கிறவர் நீ ஜீசஸ் எல்லாம் அப்படியே கண்களை மூடி கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே மரண பல்ல காற்றில் நடந்த போதெல்லாம் உம் கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்லுங்க நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே ஆமே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி உம்மை இன்னும் உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் ஏந்துமே என் கையை எழாது பிடித்து கேட்க சொல்லி தாருமே உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் ஏந்துமே என் கையை மறுபடி சொல்லாமா உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் என் கையை நெகிழாது பிடித்து நடக்க சொல்லி தாருமே உம் அன்பின் நாள் அகர உயர தேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை எத்தனை பேர் சொல்றீங்க லார்ட் யோ மை லைஃப் என் வாழ்க்கை நீங்க தான் என் நல்ல தகப்பனி நேசம் நீரே கைவிட எல்லாரும் பாடுவோம் அல்லேலூயா என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட் மறுபடியும் சொல்லலாம் என் நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே நேச நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே ஆமே தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடி எல்லாம் கையை உயர்த்தி சொல்வீங்களா தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி சொல்லுங்க நல்ல தகப்பனே பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி மறுபடியும் சொல்லுமா என் நல்ல தகப்பனே நேச நீரே கைவிடாதவர் தேவ பிரசனம் நம்மை நிரப்படும் நம்மை பலப்படும் அப்பான்னு கூப்பிடுங்க அலையிலூயா நம் தந்தையை நோக்கி அப்பா ஓ oh, க்ளோரி என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டிய கடைசியா ஒரு முறை கூட என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே ஹலலூயா ஆண்டவரே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே ஆண்டவரே என் பேரை ஆண்டவரே என் பெற்றோருக்கே அறிமுகம் செய்து வைத்தவர் நீர் என்னையே பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அலலோயா வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அலலோயா தேங்க் அவர் அவரால் வந்தவர்கள் நீங்கள் அலலோயா அவர் தான் உங்களை உங்கள் பேரண்ட்ஸுக்கே அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கே உங்களை அறிமுகப்படுத்தினவர் அவர் அலலூயா அவர் ஆதியும் அந்தமும் அந்தமுமானவர் ஆல்ஃபன் ஒமேகா தேங்க்யூ ஜீசஸ் அப்பா நல்ல தகப்பனே தோலில் சுமந்தீரே ஆண்டவரே ஆதரித்தீரே பராமரித்தீரே ஆண்டவரே கடைசியா உங்க ஜீவனையும் கொடுத்து விட்டீரே ஆண்டவரே இதை போல ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல தகப்பனை ஆண்டவரே நாங்கள் இப்பூலோகத்தில் பார்க்க முடியாது ஆண்டவரே பூலோகத்தில் இல்லை பரலோகத்தில் உண்மை எல்லாம் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுங்க இந்த பூலோகத்தில் இல்லை பரலோகத்திலையும் உண்மை அல்லாமல் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே பரலோகத்திலும் உண்மை அல்லாமல் வேறு யாரும் இல்லை அப்பா நீரே எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்பா you are you are my God you are my fortress you are my defender Lord you are my everything Jesus அலலூயா நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே மை துதிக்கிறோம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா நல்லவரே உமக்கு ஆராதனை சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் நாங்களும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன் ப்ரைஸ் அலா let be seated in the presence of the Lord யாவரும் கத்தருடைய பிரசனத்தில் அமர்ந்து கொள்வோம் அலலூயா கர்த்தர் நல்லவர் அலலூயா இயேசுவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் அலலூயா கர்த்தர் அலலூயா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆச்சரியமாக நடத்தி வருகிறார் எல்லாத்தையும் எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்களா கொஞ்சம் செட்டில் ஆகிடுங்க praise the Lord praise the Lord I want welcome Timothy Timothy can you stand Timothy கொஞ்சம் எழுந்து தீமதி எல்லாம் I mean I want welcome Timothy new life church welcomes you we are so glad to have Timothy அலலூயா ஏசு உங்களை ஆசீர்வதிப்பாராக லெட்ஸ் பி சீட்டட் அலலூயா உட்காந்து கொள்ளுங்கள் uh, வேகமாக நான் அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் this main announcement is twenty one days fasting prayer இருபத்தி ஒரு நாள் uh, ஜபம் இருபத்தி ஒரு நாள் ஜபம் இந்த இருபத்தி ஒரு நாள் ஜபம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனாலும் ஒரு சின்ன ஒரு காரியம் முதல் வாரம் ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டாவது வாரம் கொஞ்சம் குறைவாய் காணப்படுகிறது போல் தோணுகிறது ஆமாம் ஒருவேளை டயர்ட் ஆகிட்டிங்களா பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி என்பதனால் தெரியல திஸ் இஸ் லாஸ்ட் வீக் வர வாரம் லாஸ்ட் வீக் மிஸ் பண்ணாதீங்க கடைசி வாரம் நான் சொல்கிறேன் இந்த ப்ரேயரில் கலந்துக்கிற போதும் இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சர்ச்சுக்கும் சரி அதில் நம்ம இருக்கிற சர்ச்சில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் சரி காட் இஸ் டூயிங் லூயா சம்திங் அல்லலுயா கிரேட் அல்லலுயா பெரிய காரியத்தை செய்கிறார் அடிஷனை கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் ஆட் பண்ணுறாரு ஸோ அதனால் சம்டைம்ஸ் கொஞ்சம் லெவன் டு டுவெல் அதான் தான் டெஸ்பரேட்டாக காமிக்கணும் நீங்கள் எனக்கு வேணும் நான் பார்க்கணுன்னா அந்த லெவன் டு டுவெல்ல நம்ம காமிக்கணும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஏன் காத்திருக்கிறேன் காத்திருக்க சொன்னார் ஆண்டவர் to receive the holy ghost அப்படி தானே சொல்லி அப்படியே கொடுத்து அமைச்சிருக்கலாமே கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு எருசலேமில் வெயிட் பண்ண வச்சு காத்திருக்க வச்சு அப்புறம் ஏன் கொடுத்தாரு அப்போ ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க are you ready to receive it லூயா அதற்கு நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நம்ம காண்பிக்க வேணும் இல்லையா லூயா இன்றைக்கும் கூட நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் லாஸ்ட் வீக் இது மண்டே டு சாட்டர்டே இருக்குது அடுத்த லாஸ்ட் கம்மிங் சண்டே தான் லாஸ்ட் டே நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஜபத்தை முடிக்க போகிறோம் I want everyone to partake இந்த ஸ்ப்ரே எல்லாம் அந்த ஜபத்தில் பங்கு கொண்டு இந்த ஜபத்தினால் வரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் சாட்சிக்கு டைமே பத்தாத அளவுக்கு சாட்சிகளை கத்தர் எழுப்புவார் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது இருக்குதா ஆமே நல்லலூயா எழுப்பி இருக்கு எழுப்பிகிட்டே இருக்கிறார் ஆல்ரெடி சாட்சிகள் எழும்பிக் கொண்டே இருக்குது டேர்ன் அரவுண்டு அப்படின்னு நான் சில டைம் பேர் வைக்கும் பொழுது சும்மா வைக்கிறது கிடையாது பேருங்க சும்மா அப்படி வைக்கிறதே கிடையாது சும்மா இல்லைன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் பேர்னு வச்சுருவேன் சம் ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்குறோம் ரோல் ஓவர்னு கொடுத்தோம் லாஸ்ட் டைம் இந்த தடவை டேர்ன் அரவுண்டுன்னு கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா கர்த்தர் அலுவயா இந்த ஜபத்தில் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிற காரியம் இந்த ஜபத்தில் திருப்பி போட விரும்புகிற காரியம் திருப்பி திருப்பு முனையாக ஏற்படுத்துகிற காரியத்தை என் வாழ்க்கையில் செய்வார் அப்பேற்பட்ட ஜபமாக இந்த ஜபம் இருக்கும் ஒரு திருப்பு முனை இதுக்கு முன்னாடி அலுவயா டேர்ன் அரவுண்ட் வரலங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட் ஸ்டில் ஐ பிலீவ் அவன் ஆம்பிரகாம் பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை நம்புகிறேன் நம்புற மாதிரி காரியம் நடக்கலை இருந்தால் எத்தனை பேர் அப்படி அப்படி ஆண்டவர் விரும்புகிறேன் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்புற மாதிரி நடக்கலை இருந்தாலும் நான் விரும்புகிறேன் நான் நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிற மாதிரி நடக்கலை விரும்புகிற மாதிரி நடக்கலை இருந்தாலும் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான்னா you will see turn around ஒரு டேர்ன் அரவுண்ட் எத்தனை பேர் பார்க்கணும் ஆமின்னு சொல்லுங்களேன் என் வாழ்க்கையில் நான் ஒரு டேர்ன் அரவுண்டை பார்க்கணும் சில டைம் சில டைம் சில காரியங்கள் நடந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் பேக் அடிச்சுடுவோம் பாருங்கள் அல்லது சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கன்றார் சோர்ந்து போகாமல் காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க அல்ல காரியத்தை நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த ஜபம் அநேக சாட்சிகளை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் அதனால தான் லெவன் டு டுவெல் வந்து நீங்கள் டெஸ்பரேட்டாக தான் இருக்கிறீங்க விசுவாசமாக தான் இருக்கிறீங்க என்பதை காண்பிக்க அல்ல லூயா join with us from tomorrow not today இன்றைக்கி இல்லை நாளையிலிருந்து இந்த ஜபம் இருக்கும் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு மணி Monday to Saturday in Zoom இருக்கும் இதில் நீங்கள் கலந்துக்கோங்க கட்டாயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அநேகர் கலந்து கொள்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அவரை துதிக்கிறேன் இன்றைக்கு இந்த ஜபம் இருக்காது ஆனால் எப்பொழுதும் போல் நான் சொல்வது போல் இன்றைக்கி நீங்களே போய் பர்சனலாக இந்த ப்ரேயரை பண்ணும்படியாக நான் கேட்குறேன் சர்ச்சுக்கு வரவங்கெல்லாம் அப்படியே வந்துட்டு போகக்கூடாதுன்னு எனக்கு விருப்பம் சம்திங்னா மணிஸ் ஆகணும் ஒரு மாற்றம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் அப்படி சொல்லுவாங்கள்ல ஃபைவ் இயர்ஸ் பிளான்லாம் போடுவாங்க பாருங்கள் கவர்மெண்ட்லலாம் போடுவாங்க அஞ்சு வருஷம் பிளான் ஏழு வருஷம் பிளான் அப்படி நாமும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அப்போது இந்த இந்த ஜேர்னியில் நான் எங்கெங்கே எவ்வளோ காரியம் என் லைஃப்பில் மாறி இருக்குது உள்ளே மாறி இருக்குது வெளியே மாறி இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கணும் ஸோ அதை பார்ப்பதற்கு ஜபம் தான் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் அதனால் சில டைம் நம்ம வந்துட்டு அப்படியே போனால் வராங்க டென் இயர்ஸாக வராங்க என்னங்க அப்படியே வந்தேன் அப்படியே போனேன் வயசு தான் இருக்குது முடி நரைச்சிருக்குது வயிறு கொஞ்சம் தொப்பை போட்டிருக்குது அப்படின்னு அலலுயா இல்லாதபடிக்கு அலலுயா என் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்கிற தேவ பிரசன் அது தானே தேவ பிரசனத்தில் வந்தவங்களாம் மாற்றத்தை பார்த்தாங்க அலலுயா ஸோ நம் சபையிலும் அப்பேற்பட்ட கிரியைகளை கத்தர் கட்டவிழ்ப்பாராக அப்படி செய்து கொண்டு இருக்கிறார் அதில் எல்லாருமே அதை அதை விசுவாசிக்கும்படியாக நான் நான் கேட்குறேன் நெக்ஸ்ட்டு நமக்கு சண்டே வந்து anniversary Sunday anniversary Sunday is very going to be simple last day ப்ரேயரை நம்ம முடித்து விட்டு ஆமாம் மேபி ஆமாம் அந்த சண்டேவை நம்ம ஆனிவர்சரி சண்டேவாக நம்ம நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம் may we gonna we will be having a lunch together டுகெதர்னா உட்காந்து சாப்பிட இடம் இல்லை இந்த packets will be given so lunch கொடுக்கப்படும் மற்றபடி நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால சண்டே சர்வீஸில் ரொம்ப அதிக காரியம் பண்ண முடியாது அதனால் சிம்பிளாக we are going to celebrate our anniversary next next week so அதனால் எல்லோரும் வாங்க நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஆனிவர்சரி இருக்குது பிரியாணியும் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் இல்லை அடலில் ஸோ கம் நெக்ஸ்ட் வீக் எல்லோரும் லீவ் அரேஞ்ச் பண்ணாதவங்களாம் லீவ் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க next week is anniversary service நம்ம ஏழாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்க கத்துறவர் கையை தட்டுங்களேன் ப்ரைஸ் இல்லை அடலூயா தேங்க்யூ சீஸ் கத்தருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன் பர்த்டேஸ் uh, இன்றைக்கு டுடே ஐ திங்க் டுடே இல்லை today Robin is celebrating is Robin இல்லை பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் ஹாப்பி பர்த்டே ராபின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் Sheena Suni Sunish is celebrating at birthday and seventeenth October happy birthday Sheena may God bless her abundantly Jessica Gracelyn Jessica is celebrating at birthday on twentieth October அல்ல குட்டி பாப்பா ஹாப்பி பர்த்டே கிரேஸ்லின் மற்றும் ஒரு வேலை விட்டு போயிருந்தா இது எப்பவுமே ஒரு ஒரு டிஸ்க்ளைம் ஒரு வேலை விட்டு போயிருந்தா அவர்களை நான் வாழ்த்துகிறேன் விட்டு போயிருக்கிறவர்கள் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக கேட்குறேன் இந்த இந்த வாசிக்கில் வாசிக்கல என் நேமை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் அது நாங்களே கண்டுபிடித்து போடுவதை காட்டிலும் சபையில் அலலுயா அதற்காக ஜெபிக்க அலலுயா கத்தர் உதவி செய்வார் மந்த் பிகினிங்கில் எல்லா ப்ர பர்த்டேஸ்க்கும் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் மந்த் பிகினிங் சாட்டர்டேயில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ தனியாக அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறோம் பேர் சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறதோட நிற்கல first Saturday we pray for all the people who celebrate their birthday and wedding anniversary தனித்தனியாக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறோம் ஸோ அதனால் ஒரு வேலை யாரும் விட்டு போயிருந்தால் அந்த பேர்களை நீங்களே வாலண்டியர் எங்கள் பேர் இல்லைங்க எங்கள் பேர் வாச வாரம் வாசிக்கலை கொடுத்துருங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இப்போது எல்லாரும் அலலுயா ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கி ஜோம் பண்ணி பிரதிஷ்டை செய்ய போகிறோம் MacBook Pro for our church இந்த சர்ச்சுக்காக இது வாங்கினோம் எல்லாம் கையை தட்டுவீங்களா அப்பா ப்ரைஸ் அலாட் அலலுயா வெயிட்டாக இருக்குது ப்ரைஸ் அலாட் ஆமாம் நான் யோசிக்கவே இது பாருங்கள் ஒரு கேமராவுக்கு ரொம்ப நாளாக பேசி பேசி பேசி பேசி பேசி வாங்கினோம் அப்புறம் என்ன வாங்கினோம் மைக்கு மைக்கு மைக்கு வாங்கினோம் இது சொல்லாமலே வாங்கிட்டோம் ஆனால் இதுக்கு மேலே சேல் அனிதா சிஸ்டர் இன்னும் சேல் போட போகிறீங்களா ஃபஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க சரி இன்னொரு சேலை எதுக்கு போட்டு எதுக்கு இருந்தாலும் இருக்கிறதை கொண்டே வாங்க கத்தர் உதவி செய்தார் மேக் புக் ப்ரோ நமக்கு சபைக்கு எல்லாருடைய சபையினுடைய அந்த மீடியாவுக்கு அந்த லைவ் போடுறதுக்கு மற்றபடி நிறைய காரியத்திற்கு we put this MacBook Pro எல்லாம் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும் கையை தட்டி ஆண்டு கொடுத்த ப்ரொவிஷனுக்காக நான் மீன் யாருக்கிட்டையும் டொ யாருக்கிட்டையும் இதை பற்றி அறிவிக்கலை சேல் ஃபண்ட் ரைஸ் பண்ணல ஃபண்ட் ரைஸ் பண்ணணுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபண்ட் ரைஸ் பண்ணாமலேயே இந்த இந்த லேப்டாப்பை வாங்க கத்தர் உதவி செய்யலாம் கண்களை மூடி வேகணும் அல்ல லூயா dedicate this laptop thank you Jesus அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமில்ல தேவனே நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் கொடுக்கத்தாவே நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த மேக்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த லேப்டாப்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே every good and perfect gift that comes from above ஆண்டவரே எந்த ஆண்டவரை பூர்ணமான ஈவும் பரிபூர்ணமான வரமும் ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்று வாசிக்கிறோமே ஆண்டவரை இதை ஒரு நல்ல ஈவாய் பரிபூர்ண வரமாய் சபைக்கென்றும் தேவ ஊழியத்தின் ஆண்டவரை பிரயோஜனத்திற்கு என்று மாத்திரம் ஆண்டவரை இதை நாங்கள் பெற்று பிதா குமாரன் பரிசு தாவியின் நாமத்தினால இதை நாங்கள் ஆண்டவரை சபைக்கென்றும் ஆண்டவரை சபையின் ஆண்டவரை இசப்பா பிரயோஜனத்திற்கென்றும் ஊழியத்தின் பிரயோஜனத்திற்கென்றும் தேவநாமத்தின் மகிமைக்கென்றும் இதை பிரதிஷ்டை செய்து ஜபிக்கிறோம் இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க இது நல்லா நீடித்து உழைக்கட்டும் அநேகருக்கு ஆண்டவரை ஊழியத்தில் ஆண்டவரை இது பயனுள்ள ஒரு கருவியாக எங்கள் சபைக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கட்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் கேன் சம்மன் கெட் திஸ் இப்போ இது பாருங்கள் உங்கள் கையில் இது கொடுக்கறது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுப்பீங்களா கொடுப்பாங்க இது வந்து நம்மளுடைய ஈவெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது இது பார்த்தேன் ஆண்டவர் தான் பலன் தரணும் ப்ரைஸ் அலாட் அக்டோபர் டு டிசம்பர் ஒன்று வரைக்கும் போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்கள் டேட்ஸ் எல்லாம் நீங்கள் அவைலபிளாக கொடுக்கணும் அப்படின்னு துளமோர் கூட போட்டிருக்கோம் பிரதர் ப்ரைஸ் எல்லாம் அல்ல லூயா ஆமாம் ஸோ இதில் இந்த டேட்ஸ் இன்னைக்கு கொடுக்கப்படும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு பின்னில் போட்டுறாதீங்க <laughs> போட்டுறாதீங்க போட்டுறாதீங்க போட் போட்டுட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க திரும்ப உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன் போட்டுறாதீங்க அதுக்கு தான் கொடுக்குறோம் போ அதுக்கு தான் கொடுக்குறோம் இதை பத்திரமா வைத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து டப்ளின் இந்த இந்த கேரல் டேட்ஸ் வந்து டப்ளின் டப்ளின் டப்ளின் போட்டிருக்கோம் நாளைக்கு அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்துடும் நாளைக்கு நாளைக்கு வந்து எந்த எந்த டேட்டில் என்ன ஏரியான்னு இதில் வந்து வெறும் டப்ளின் டப்ளின் டப்ளின் மட்டும் இருக்குது ஆனால் டப்ளினில் எந்த ஏரியா என்னென்னைக்கு எந்த ஏரியா அப்படின்னு நாளைக்கே டெக்ஸ்ட் வந்துடும் ஐ திங்க் டூ மந்த்ஸுக்கு nearly one and half months two மந்த்ஸ்க்கு முன்னாடியே கொடுக்குறோம் அதனால் டியூட்டி இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ச அந்த அன்னைக்கு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா வேறு ஒரு சர்க்கிளில் வேறு டேரெக்ஷனில் இருப்போம் அந்த வீடை கவர் பண்ணுறது கஷ்டமாயிடும் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த தடவை ரொம்ப எப்படி எப்படியோ போட்டிருக்கோம் யோசிச்சு யோசிச்சு எப்படி இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல இப்போ ராத்திரிகள் ரொம்ப நேரமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிந்த அளவிற்கு பிரித்து போட்டிருக்கிறோம் ஸோ அதனால் இந்த டப்ளினில் இருக்கிறது மாத்திரம் நாளைக்கு பர்சனல் டெக்ஸ்ட் உங்களுக்கு வரும் எந்த ஏரியா உங்கள் ஏரியாவுடைய டேட்ஸு உங்களுக்கு அந்த வந்துடும் ஸோ இதில் வந்து டப்ளின் மாத்திரம் போட்டிருக்கு மற்றபடி மற்ற காரியங்களெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் டிசம்பர் செவன்டீன்த்லேருந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஃபேமிலி செலிப்ரேஷன் அதனால் தயவாய் எல்லோரும் அன்றைக்கி ஃபேமிலி செலிப்ரேஷன் எல்லாம் லீவ் போட்டுக்கோங்க அன்றைக்கி தான் நமக்கு வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் சபையில் மற்ற எல்லா இதுவும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க எப்படி எப்படின்னு எல்லா ஒவ்வொரு டேட்ஸையும் நீங்கள் அதில் பார்த்துக்கொண்டு இது எல்லாவற்றிலும் மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் எல்லோரும் சபையில் இருக்க இருக்கிறவங்க எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் அவை அவைலபிளாக இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படும் கிடைக்காதவங்க கேட்டு வாங்கி கொண்டு செல்லும்படியாய் நான் கேட்கிறேன் மற்றபடி அலலுயா எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நமக்கு நடை நடைபெறும் அடுத்த வாரம் நமக்கு எவாஞ்சலிசம் இருக்கும் அடுத்த next Saturday we will be having evangelism at eleven o'clock Saturday eleven o'clock evangelism ஊழியத்தில் பங்கு பெற நினைக்கிறவங்க பங்கு பெறும்படியாக நான் கேட்கிறேன் அது மாத்திரமல்ல ஊழியத்திற்கு தங்கள் கைகளை கொடுக்கிறவர்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் I want to be part of the மினிஸ்ட்ரினா please come and meet me ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நான் வந்து நான் பா நிறையா காரியம் தேவைப்படுது நிறைய நான் சொன்ன டைம் பத்தாது நேரம் ஆகிடும் நிறைய காரியத்தில் தேவைப்படுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா இருக்குது நமக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸு இருக்குது டீ டீ போடுறது கூட மிகப்பெரிய அது உதவி சில பேர் அதுக்கு முன் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா ஒருத்தரே எல்லா வாரமும் டீ போட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு வாரத்தர் ஒவ்வொருத்தர் டீ நம்ம என்ன பண்ணலாம் டீ அண்ட் பிஸ்கெட்ஸு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அது ஒரு அது ஒரு ஊழியம் பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் சர்ச் வந்து கொஞ்சம் நீங்கள் லலு இவங்க கரங்களை கொடுத்தால் நெகமி அலங்கத்தை கட்டும்போது அந்த நல்ல வேலைக்கு எல்லாரும் கை கையை கொடுத்தாங்களாம் ஸோ அதனால் நீங்கள் நிறைய ஊழியம் இருக்குது நிறைய சர்ச்சில் மினிஸ்ட்ரி இருக்குது ஸோ எதாகிலும் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பங்கு பெற்றால் நலமாக இருக்கும் அப்புறம் எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி இருக்குது ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நான் பங்கு பெற விரும்புகிறேன் ஐ வாண்ட் பி யூஸ்ஃபுல் இந்த இந்த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னா please come and meet me நிறையா காரியங்கள் இருக்கிறது லிஃப்ட்டு லிஃப்ட்டு கூட ஒரு பெரிய மினிஸ்ட்ரி <laughs> ஆமாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் லிஃப்ட் கொடுக்க முடியாதனால சர்ச்சுக்கே வ வராமல் இருக்கிறாங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் நான் யோசிக்கிறேன் எப்படி இதை அவங்க வந்து லைவில் மட்டும்தான் பார்க்குறாங்க வேறு எந்த சர்ச்சுக்கும் போகல அப்படி எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அவங்க வரவே முடியாது ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி அவங்க இங்கே வந்து சேர்கிறதுக்குள்ளே பத்து மணிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதனால் அவங்க வரவும் முடியாது வரவும் முடியாது நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் நான் வந்தே ஆகணும் பாச என்ன வழி இருக்கா அப்படின்னு கேட்டார் வழி இல்லை ஏன்னா <laughs> அந்த இடத்துல யாரும் இல்லை ஆனால் லிஃப்ட்டு அப்போ ஒருத்தர் வந்து கொடுத்தீங்கன்னா கார் இருக்குது கார் இருக்குது நான் ட்ரைவ் பண்ண விரும்ப டிரைவர் தான் தேவை காருக்கு பற்றி ஒரே இல்லை கார் இருக்குது உங்களுக்கு செவன் சீட்டர் கொடுக்குறோம் ஒருத்தர் போய் ட்ரிப் அடிச்சுட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வர நாட்களில் ஒரு வேன் வாங்கி விட்டால் கூட அதுக்கு ஒரு டிரைவர் வேணுமே so we need someone to give lift ஒரு ட்ரிப் அடிப்பதற்கு இவங்களெல்லாம் கொண்டு வரணும் அப்போ எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா எல்லாரையும் கொண்டு வரலாம் ஸோ அது கூட ஒருத்தர் கை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாருமே ஃபுல்லாக இருக்குது எல்லா ஆன்ஸுமே ஃபுல்லாக இருக்குது மீடியாவில் இருக்கிறவங்க நிறைய டைம் லிஃப்ட்டு கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து மீடியாவில் உட்காடுறாங்க ஸோ லிஃப்ட் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ஒரு கை தேவை ஸோ நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஊழியத்தில் உங்கள் கரங்களை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் நாங்கள் கேட் கேட்கிறோம் இப்போது கத்தருக்கென்று நம்ம காணிக்கையை நம்ம செலுத்துவோம் காணிக்கை தசமபாங்களை கத்தருக்கென்று செலுத்துவோம் Neena Jeena will come forward and singer song Neena Jeena முன்பாக வந்து பாடும் பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை செலுத்துவோம் Thank you. Jesus. Praise Okay. Saturday 22nd on the first birthday for uh, Gracelyn. Gracelyn on the first birthday. 20th, they want to keep a prayer on 22nd. Correct, Amma? 22nd, Kiran and Snega invites the church சர்ச்சை அவர்கள் வரவேற்கிறார்கள் டுவெண்ட்டி செகண்ட் அட் ஆறு மணிக்கு இருபத்தி ரெண்டு சாயந்தரம் வர வர Saturday evening six o'clock they want to celebrate as a thanksgiving prayer first birthday of Gracelyn அலையிலுயா அவர்கள் சார்பாக நாங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கிரண் ஸ்னேகா சார்பாக நாங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து பிள்ளையை வாழ்த்தும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ப்ரைஸ் எல்லாம் ஹலலுயா ஓகே இப்போ கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் John 1, <clears throat> sorry, 50. John 150. ஆமீன் you will witness greater things than these இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் can we all close our eyes for a moment அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் அப்பா இன்றைக்கும் அப்பா உங்கள் சத்தியத்தை உங்கள் ஜீவனும் வல்லமையுமான வார்த்தையை இருதயத்தை வகையறுக்கிற வார்த்தையை இன்றைக்கும் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் இருதயத்தை எங்கள் செவியை நாங்கள் திறக்கிறோம் அப்பா நீர் பேசும் ஆண்டவரை நீர் பேசுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அலையிலுயா பிரைஸ்லா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் you will witness greater things than these எத்தனை பேருக்கு ஒரு ஆசை ஒரு எதிர்பார்ப்பு இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சதை பெருசு அலையிலுயா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லு சொல்லுகிறார் அப்போ நாம நம்ம லைஃப்ல நம்ம விசுவாசத்தை அலலுயா எதிர்பார்ப்போடு கூட கூட்டி வழங்கும் பொழுது we will witness greater things இது இதுக்கு முன்பாக சொன்ன சாட்சியின் அளவை காட்டிலும் இப்போ சொல்ல போற டெஸ்டிமியோ டெஸ்டிமணியோட அளவு அதை காட்டிலும் பெருசாக இருக்க போகுது இதுக்கு முன்னாடி சொன்ன அலலுயா டெஸ்டிமனியில் உள்ள மிராக்களை காட்டிலும் இப்போ நான் டெஸ்டிஃபை பண்ண போகிற மிராக்களின் அளவு அதை காட்டிலும் பெரிதாக இருக்க போகிறது என்கின்ற நம்பிக்கை அதனால தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக உங்கள் விசுவாசம் ரெடியாக உங்கள் எதிர்பார்ப்பு ரெடியாக அப்படின்னு ஆண்டவர் பார்த்து பின்பு நான் சொன்ன போகிறாரு இதிலும் பெரிதானவைகளே அல்ல லூயா இது இதை காட்டிலும் பெருச கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு கூட நான் சில காரியங்களை குறித்து நேட் போன வாரம் பேசினதின் கண்டினியூட்டி யார் பார்ப்பார்கள் யூ ஊ வில் சி கிரேட்டர் திங்ஸ் யார் பெரிதானவைகளை பார்ப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம் யார் பார்ப்பாங்க விசுவாசிக்கிறவர்கள் பார்ப்பார்கள் விட்டு கொடுக்கிறவர்கள் பார்ப்பார்கள் விலகி நிற்கிறவர்கள் பார்ப்பார்கள்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கும் அதை தொடர்ச்சியாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்கிறவர்கள் சாட்சியாக மாறுறாங்க அப்படி தானே பெரிய காரியத்தை பார்க்குறவங்க பார்த்த பிறகு நம்ம யார் விட்னஸ் அல்ல காரியத்தை பார்த்தவங்களுக்கு பேர் என்னங்க விட்னஸ் அல்ல அப்போ பெரிய காரியத்தை பார்த்தவங்களுக்கு பேர் என்னங்க கிரேட் விட்னஸ் பிரைஸ் அலலுயா வென் யூ சி அலலுயா கிரேட்டர் திங்ஸ் அல்ல you become the witness of the greater things அலலுயா நீங்களே அந்த பெரிய காரியத்தை பார்த்ததனால் சாட்சியாக மாறிவிடுகிறீர்கள் இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அலலுயா இன்றைக்கி உங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் பெருக்கும்படி நான் வந்து ஒரு பெரிய சாட்சியாக மாற போகிறேன் because I'm gonna witness greater things in my life I'm gonna see greater things in my life கத்தர் இதிலும் பெரிதானவர்களை என் வாழ்க்கையில் காண்பிப்பார் என்று இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு அவர் அவருடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் சப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது அவருடைய பிள்ளைங்களுக்கு அவருக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு தமது ஜனங்களுக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு சப்ட்ராக்ஷன் அவர்கள் குன்றி போனார்கள் குறுகி போனார்கள் என்ற வசனம்லாம் இருக்குது ஆனால் அவர் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்லி அடிஷன் அண்ட் அன்னது multiplication no subtraction Genesis thirty twenty four ஆமீன் பாருங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க ராகேல் ரேச்சல் ரேச்சல் ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க தன் சகோதரி லேயாளுக்கு குழந்தை மேலே குழந்தை பிறந்துட்டு அந்த அந்த அதிகாரத்தை பார்த்தாவே ஒரு மாதிரி கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா லேயால் பிள்ளை பெற்றால் லேயால் பிள்ளை பெற்றால் லேயால் பிள்ளை பெற்றால் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ராக ராகேல் வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் சக்கந்தப்பட்டார்கள் என் என் சகோதரிக்கு நடக்குது எனக்கு நடக்கலை அப்படின்னு வசனம் போட்டிருக்கு அப்போது அட் த ஃபைன் டே ஒரு அற்புதம் நடக்குது ஒரு கிரேட் திங் நடக்குது அதுக்கு என்ன பேர் யோசேப்பு அல்ல லூயா யோசேப்பை பார்ப்பது கிரேட் திங்காக இல்லையாங்க குழந்தை வந்து இல்லை ரொம்ப நாளாக இல்லை தன் சகோதரிக்கு குழந்தை இருக்குது இவங்களுக்கு இல்லை ஸோ இப்போது ஒரு குழந்தை பிறக்குது இப்போ குழந்தை பிறக்குது மிராக்கலாக இல்லையா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தன்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு ஆனால் அவன் சொல்கிறத பாருங்களேன் என்ன சொல்கிறா நீங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள் இன்னும் ஒருன்னு மட்டும் சொல்லுங்கள் இன்னும் ஒரு அற்புதம் இன்னும் ஒரு பெரிய காரியம் இன்னும் ஒரு அற்புதம் இன்னும் ஒரு பெரிய காரியம் அல்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு she is been waiting for this miracle யோசேப்பை பார்க்க தான் ஷீஸ் பீன் ப்ரேயிங் யோசேப்பை பார்க்க தான் இஸ் பீன் வெயிட்டிங் லூயா ஐ எம் ஸ்பீக்கிங் அடிஷன் லூயா நான் லூயா கர்த்தர் அலலுயா கூட்டுகிறார் லூயா இதுவரையிலும் பார்த்துருக்கிறேன் இன்னும் கூட்டுகிறார் லூயா எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அடிஷனை பிலீவ் பண்ணுறீங்க அலலு ஆமின்னு சொல்லிங்களா லூயா எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க ஆண்டவர் பேசுகிறார் ஒரு அற்புதத்தை பார்த்தாச்சுப்பா யோசேப்பை பார்த்தாச்சப்பா யோசேப்பை பார்த்துட்டேன் ஸ்தோத்திரம்னு சொல்ல இன்னும் ஒரு குமாரனை அலலூயா பெற்ற உடனே சொல்கிறா யோசேப்பை பார்த்த உடனே அதை செலிப்ரேட் பண்ணும் போதே அவள் சொல்கிறா நோ இன்னும் ஒன்று அலலூயா இன்னும் ஒன்றை பெறுவேனா அலலூயா இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க பெரிய காரியம் பார்த்துருக்கலாம் இன்னும் ஒன்றை பார்ப்பேன் அது இன்னும் அதிகமாக பார்ப்பேன் hallelujah one more miracle hallelujah more miracle not just one more miracle hallelujah more miracle hallelujah more greater things to follow in my life நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் கத்த செய்ததை யோசிப்பை நான் பார்த்துட்டேன் ஆனால் இன்னும் ஒரு பெண்ணியமீனை பார்ப்பேன் இன்னும் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் பார்ப்பேன் அதான் God will add hallelujah God will add is blessing God will add greater things greater things in your life அப்போது அடிஷன் பாருங்க அலையிலுயா அடிஷன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அடிஷனை கட்டளையிடுவார் ஆமீன் அலையிலையா சொல்லுங்கள் அலையிலையா சொல்லுங்கள் அலையிலையா மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன பாஸ்டர் அடிஷன் அடிஷன்னு சொல்கிறீங்க வேறு விதமான அடிஷனை கொடுப்பார் அப்போ அலையிலுயா எந்தெந்த இடத்துல அடிஷன் தேவையோ அந்தந்த அடிஷனை கத்தர் கொடுப்பார் அலையிலுயா எந்தெந்த இடத்துல நமக்கு ஒரு அடிஷன் தேவையோ அந்தந்த இடத்துல கத்தர் அலையிலுயா கூட்டி வழங்குகிற தேவனா இது பார்த்துட்டேன் இன்னும் ஒன்று அலையிலுயா இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று என்று சாட்சியிடத்தக்கதாய் கத்தர் அற்புதங்களை கட்டவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார் ரெண்டு சாமியில் மூணு நாலு not just addition is a God of multiplication two ரெண்டு சாமியில் மூணு ஒன்று ஆமாம் ப்ரைஸ் இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள் யாரெல்லாம் உங்களுக்கே சொல்லுங்கள் வர வரன்னு சொல்லுங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க <laughs> வர வரேன் சத்தமாக சொல்லுங்கள் வர வர முதல்ல இன்னும் ஒரு நல்ல லூயா இன்னும் ஒரு அடிஷன் இப்போது வர வர மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் நல்ல லூயா இன்னொரு வசனம் கூட இருக்குது இன்னொரு வசனம் கூட இருக்குது ஒன்று நாளாகவும் பதினொன்று ஒன்பது eleven nine first chronicles eleven nine ஆமே நாளுக்கு நாள்னு சொல்லுங்கள் இப்போ அலலுயா சொல்லுங்கள் நாளுக்கு நாள் அலலுயா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அலலுயா அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு வருஷனில் இருக்குது David multiply day by day வா every day he multiplied he waxed greater and stronger day by day hallelujah லூயா இன்னைக்கு ஸ்ட்ராங்குனா நாளைக்கு அதே ஸ்ட்ரென்த் இல்லை மோர் ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் அதோடு நிற்கல அதோட இன்னும் மோர் ஸ்ட்ரென்த் அலலுயா லூயா he grew stronger and stronger and stronger எப்போவா மந்த்லி மந்த்லி இல்லை day by day every day every day பாருங்கள் மல்டிப்ளையிங் அலலுயா மல்டிப்ளையிங் ஃபேக்டர் பாருங்கள் அலலுயா மல்டிப்ளையிங் ஃபேக்டர் ஆமீன் ப்ரைஸ் அலாட் அலலுயா அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க இன்னும் சொல்லுங்களேன் நல்லா பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள் இன்னும் ஒரு அடுத்தது சொல்லுங்கள் வர வர நாளுக்கு நாள் இதுதான் இதிலும் பெரிதானவைகளை காணும் அனுபவம் நின்று போகாது அலலூயா அவருடைய அற்புதம் நின்று போகாது நீங்கள் பா சாட்சியிட்ட பெரிய காரியம் நின்று போகாது அலலூயா இந்த வசனத்தெல்லாம் குறித்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம முப்பது முப்பது மணி நிமிஷத்தில் அதிகமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் கத்தர் உங்களோடு கூட பேசுகிற வெளிப்பாடுகள் என்கிட்ட கத்தர் பேசுகிறார் அலலூயா யோசேப்பை கொடுத்த ராகேல் அதோட சந்தோஷமாக இல்லை இன்னும் ஒரு குமாரன் அலலூயா தாவிது சவுலை ஜெயிச்சிட்டார் அவ்வளோதான் துரத்துனவரை ஜெயிச்சிட்டார் இல்லை இல்லை வர வர பலத்தான் அலலூயா வர வர பலத்தான் அல்லலுயா அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வசனம் சொல்லுகிறது இன்னும் அநேக வசனங்களை எடுத்து காண்பிக்கக்கூடும் கத்தருடைய பிள்ளைகள் வர வர இன்னும் grew they grew they grew stronger they grew they multiplied அவங்க பிளெஸ்ஸிங் ஆகட்டும் அவங்க பலன் ஆகட்டும் அவங்க வெற்றி ஆகட்டும் நாளுக்கு நாள் சேர்ந்து கொண்டே சேர்ந்து கொண்டே போனது ஆனால் கத்தருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கு வசனம் சொல்கிறது அவர்கள் குன்றி போனார்கள் ஐ மீன் அவர்கள் குறுகி போனார்கள் ஹலலூயா அவங்க இவங்க குட்டியான ஆளுங்களாக இருப்பாங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஆனால் கத்தர் கூட இருக்கிறதுனால இவர்கள் பெருகி கொண்டே பெருகி கொண்டே பெருகி கொண்டே போனதை பார்க்குறோம் பார்க்குறது ஒரு கையளவு மேகமாக இருக்கலாம் எத்தனை பேர் பார்க்குறீங்க I'm just seeing hand size of cloud நான் பார்க்குறது just an hand size of cloud நான் கையளவு மேகத்தை தான் நான் பார்க்குறேன் நான் கையளவு மேகத்தை தான் பார்க்குறேன் ஹலலூயா நான் சொல்கிறேன் அலலுயா அந்த கையளவு மேகம் பெருமழையை சொரிய அலலுயா கத்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அலலுயா கையளவு மேகம் எப்படிங்க ஒரு தேசத்திற்கே ஒரு தேசத்திற்கே மழை பெய்ய பண்ண முடியும் அப்படின்னா ஆண்டுடைய வல்லமை அதை செய்யும் இன்றைக்கி நான் பேச I am speaking about addition and multiplication hallelujah கர்த்தர் அலலுயா ஆட் பண்ணுறாரு கத்தர் சொல்லுங்கள் இந்த இந்த இந்த ராபிட் வளர்க்குறவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை இருக்கும் பாருங்கள் ராபிட் <laughs> நான் போன வாரம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ராபிட்ஸ் இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு ராபிட்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போ குட்டி போட்டுச்சா அப்படின்னு கேட்டேன் இல்லை எல்லாமே மேல் ராபிட்னார் <laughs> எல்லாமே எல்லாமே மேல் ராபிட்டு <laughs> அது அதிகமாக குட்டி போட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாது வாங்கின ராபிட் எல்லாம் மேல் ராபிட் அப்படின்னாரு அல லூயா praise the Lord hallelujah God will add God will multiply hallelujah you cannot handle the blessings of the Lord வசனம் போட்டிருக்கு ஆபரகாம் லோத்தினுடைய ஆஸ்தியை பூமி பூமியே தாங்க முடியலையா பூமியை ஹேண்டில் பண்ண முடியலையா அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராயிரு அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்பேற்பட்ட காரியத்தை கிரேட் விட்னஸ் நான் என்ன சொன்னேன் கிரேட் திங்கை பார்க்குறவங்க கிரேட் விட்னஸ் தானே பார்க்குறவங்க விட்னஸ்ஸு கிரேட் திங்கை பார்க்குறவங்க கிரேட் விட்னஸ் ஆமீன் அலலூயா அப்போ இன்றைக்கும் அலலூயா நாம் பார்க்க போகிற காரியம் இந்த எப்படி இருக்கும் இந்த பெரிய காரியம் யார் பெரிய காரியங்களை பார்ப்பான்னு போன வாரம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு இந்த பெரிய காரியம் எவ்விதமாக என் வாழ்க்கையில் வெளிப்படும் அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல முதல்ல பிலிப்பு என்கின்ற ஒரு ஒரு வாழ்க்கையில் கத்தர் தம்மை வெளிப்படுத்தின விதத்தை நாம் பார்க்கலாம் பிலிப்பு பிலிப்பு வந்து பார்த்திங்கன்னா கத்தருடைய சீஷனாக இருந்தாரா அவர் இருந்தாரா இல்லையா ப்ரைஸ் அலாடா எங்கே போயிட்டார் Philip praise sorry okay Andrew John one thirty eight ஆமீன் இப்போ பாருங்கள் how will I witness greater things அல்ல இல்லையா முதல் காரியம் இந்த ஆண்ட்ரூ அவர் ஆண்ட்ரூ தானே அந்திரேயா அந்திரேயா அந்திரேயா வா என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வராரு முதல் வசனம் முதல் அதிகாரம் இன்ட்ரட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜீசஸ் இது இன்ட்ர ஜீசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ முதல்ல வந்து யோவான் ஸ்தானகன் பார்க்குறாரு முதல்ல யார் பார்க்குறா John the Baptist is seeing Jesus அப்புறம் என்ன பண்ணுறாரு ஆண்ட்ரூ பார்க்குறாரு ஆண்ட்ரூ என்ன பண்ண அப்புறமா தான் பேதருலாம் ஜாயின் பண்ணுறாங்க ஆண்ட்ரூ பார்க்குறாரு ஆண்ட்ரூ இவரை பார்க்கும்போது அவர் எப்படி கூப்பிட்றாரு ரபி அப்படின்னா போதகரே என்று அர்த்தம் மாஸ்டர் மாஸ்டர் ஆர் டீச்சர் அதான் அர்த்தம் ரபி அப்படின்னு அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது அவருக்கு ஆல்ரெடி ஒரு வெளிப்பாடு இருக்குது ரெவலேஷன் இருக்குது இவர் போதகர் ரபி அப்படின்னு ஏன்னா இவர் தேவாலயங்களில் சின்ன வயசுலேயே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் ஸோ இவரை வந்து ரபி அப்படின்னு ஆண்ட்ரு கூப்பிடுறார் கூப்பிட்டு அவருடைய அவருடைய விருப்பம் அவருடைய என்ன பார்க்கணும்னு விரும்புகிறாருன்னா நீங்கள் தங்கியிருக்கிறவங்க இடத்த பார்க்கணும் இவர் தங்கியிருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அவர் அவருடைய விருப்பம் அது உடனே இயேசு வந்து அவரை நம்ம அவரை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் பார்த்துருப்பாரு ஒன்று ஒன்றுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் வீட்டில் ஆனால் இப்போ போன பிறகு ஒரு transformation already witness a greater thing இயேசுவை பார்த்து விட்டார் அவரை ரபியாக பார்த்து விட்டார் அந்த அந்திரேயா இப்பொழுது எப்படி இன்னும் கிரேட்டர் திங்கை பார்த்தார் அப்படின்னா நாற்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லு போனவர் என்ன ஆச்சுன்னே தெரில நாற்பத்தொன்னில் வேறு மாதிரி பேசுகிறாரு இப்போ படிங்க ஒன்று நாற்பத்தொன்று ஆமீன் அழகாக போட்டிருக்கு அதே அதிகாரத்தில் ரபி என்பதற்கு இப்போ மேசியா என்பதற்கு இப்போ ரபியா பார்த்தவன் இப்போ மேசியாவை பார்க்கிறான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஒரு அளவின்படி நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் அதை காட்டிலும் அலையிலூயா ரபியா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரை சில பேர் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான் நாம விசுவாசத்தில் எந்த அளவுக்கு அடக்கி வச்சிருக்கோம் ஆண்டவரை ஒரு பாக்ஸ் நம்ம பாக்ஸ் எப்படி இருக்குது என் ஃபெய்த்தோட பாக்ஸ் எப்படி இருக்கோ அந்த அளவில் நம்ம ஆண்டவர் அடைக்கிடுவோம் அதனால் அவருடைய வல்லமை குறைந்து போனவர் அல்ல என் வாழ்க்கையின் விசுவாசம் அந்த அளவில் இருப்பதால் அந்த அளவுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு நான் ரப்பி என்கின்ற அளவில் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அவரை டீச்சராக மாஸ்டராக அந்த அளவில் தான் பார்த்துட்ருக்கிறேன் அந்திரையா முதல்ல பார்த்தது ரபி என்று சொன்னார் அதற்கு போதகர் என்று அர்த்தமா அவரை பார்த்தோன்னே ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது ரபியாக இருந்தது ஆனால் அவர் கூட போயிட்டு இப்போ நாற்பத்தி ஓராவது வசனத்தை சொல்கிறான் மேசியாவை கண்டோம் அலலுயா அடுத்த நிலைக்கு போயிட்டான் பாருங்கள் இப்போ சொல்கிறதே மாறிச்சு ரபியை கண்டோம் தானே சொல்லணும் போனால் என்ன நடந்துச்சுன்னா பசங்க போடல போனால் போட்டிருக்கு போனோடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ சொல்கிறான் மே ரபியை பார்க்கவில்லை மேசியாவை பார்த்தவன் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் முதல் காரியம் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்வதனால் இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை பார்த்த அளவு ஒரு விதமாக இருக்கலாம் இனி வரும் நாட்கள் அவரை பார்க்கும் அளவு வேறு மாதிரி இருக்கும் லூயா அவரை உள்ளபடி காண கத்தர் உதவி செய்வார் அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் அவருடைய அற்புதம் அதிசயத்தின் படி அவரை காண அவர் மேசியா தானே லூயா அதை காட்டிலாம் வந்து ஒரு பெரிய வெளிப்பாடு யாருக்கும் கிடச்சிருக்காது அவர் மேசியா என்பதை இன்ன வரைக்கும் ஒத்துக்காத அநேக யூ யூதர்கள் என்ன பண்ணாங்க செவத்தில் போய் இன்னும் முட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படி ஆனால் அந்த நாட்கள்லேயே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள் ரபி என்கின்றவன் இப்போது மேசியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கத்தர் கொடுத்தா இருப்பார் இன்றைக்கி வந்தவங்களை பார்த்து சொல்கிறேன் ஆண்டவரை நம்புகிறீங்க விசுவாசிக்கிறீங்க ஜாம் பண்ணுறீங்க ஆனால் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஆண்டவரை பார்ப்பீர்களாக ஒரு ஆமின்னு சொல்வீங்களா இதுவரையிலும் நான் கண்ட அளவு அல்ல நான் ரபியாக பார்த்துருக்குறேன் போதகராக பார்த்துருக்குறேன் ஆனால் இனி மேசியாக நான் பார்ப்பேன் அலலுயா இனி மேசியாவாக பார்ப்பேன் to the fullest potential of God hallelujah மேசியா என்பது hallelujah fullest potential of God நான் எந்த எந்த அளவுக்கு பார்க்குறேன் என் விசுவாசம் அந்த பொட்டன்ஷியலை குறைச்சிருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் அலலுயா அதை நான் அலலுயா ஃபுல் பொட்டன்ஷியலில் பார்க்க ஆண்டவர் தம்மை அலலுயா முழு வல்லமையாக வெளிப்படுத்த அதை நான் காண அதை நான் விசுவாசிக்க கர்த்தர் அலலுயா உதவி செய்வாராக அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா when God will witness, hallelujah, great witness, God will make you witness greater things above your calculation, hallelujah. நம்ம கணக்கு போடுறோம் ஒரு கணக்கு போடுறோம் இல்லையா ஜெபம் பண்ணி எல்லாமே ஃபெய்த்து தான் ஃபெய்த் ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு இப்படி காரியத்தை நடத்திடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு விசுவாசிக்கிறோம் இல்லையா இந்த கணக்கை கத்தர் மாற்ற விரும்புகிறேன் நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் ஆரம்பித்தேன் அந்த மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா one one plus one addition one plus one டூவாக இருக்காது டென் இன்டூ டென் ஹண்ட்ரடாக இருக்காது கத்தருடைய காரியம் வந்து எப்படி இருக்காதுன்னா இல்லையா நாம் வந்து அதில் லாஜிக்கை பார்க்க முடியாது அது சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் நேச்சுரலில் தான் லாஜிக் இருக்கும் அப்படி தானே logic fits only in to natural things இல்லையா சூப்பர் நேச்சுரலுக்கு லாஜிக்கே கிடையாது லாஜிக்கே இல்லாத அளவுக்கு கால்குலேஷனை கத்து பா எடுத்தவங்க படிக்கலாம் யோவன் ஆறு ஒன்பது ஆ மெயின் அல்ல இல்லையா அஞ்சும் ரெண்டையும் ஐயாயிரம் பேருக்கு எப்படி எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது how will my mind calculate how will my mind calculate இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒருக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் சில டைம் நாமளே நான் ஜெபம் பண்ணாலும் இது நடந்தாலும் என் பிரச்சனை பெருசாக இருக்கே ஒருவேளை ஆண்டவர் கேட்டால் கூட ப்ரொவிஷன் வந்தால் கூட இது ரொம்ப பெருசாக இருக்கே இந்த பிரச்சனை எப்படி இது எப்படி இந்த காரியம் எனக்கு கிடைக்கும் இந்த லோன் எனக்கு கிடைக்கும் இந்த வேலை எனக்கு கிடைக்கும் ஆனால் வேலை கிடைச்சாலும் லோன் வந்தாலும் கூட என் ப்ராப்ளம் அதை விட பெருசாக இருக்குது ஹலோ என் ப்ராப்ளம் அதை விட பெருசாக இருக்குது அதுக்கு சா அதுக்கு சொல்யூஷனாக இது அமையாது ஏதாச்சும் ஒரு பெரிய அற்புதம் நடந்தால் தான் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் அலலூயா உங்களுடைய கால்குலேஷன் அலலூயா கர்த்தர் அலலூயா மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அஞ்சு அப்போ ரெண்டு mean how can I feed only மென்னே five thousand men children and women are not included in this number அல்ல ஆண்டவர் சொல்கிறாரு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அதை கொண்டு கொண்டு வந்தது யார் சொல்லுங்கள் ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ தான் கொண்டு வராரு ஆண்ட்ரூ பற்றி தானே பார்த்துட்ருக்கோம் ஆண்ட்ரூக்கிட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லையா கிட்ட ஆண்டவர் வந்து ரப்பியா பார்க்குறாரு இப்போ மேஷியாவை பார்க்குறாரு அவர் தான் இந்த இந்த அற்புதத்திற்கும் ஒரு சேனலாக இருக்கிறார் அவர் தான் என்ன பண்ணுறாரு இதை கொண்டு வராரு அவர் தான் ஆண்ட்ரூ தான் கொண்டு வராரு ஆண்ட்ரூ தான் இந்த ரெண்டு அப்பத்தையும் அஞ்சு மீனையும் கொண்டு வராரு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாரு அவருக்கு அவருடைய கால்குலேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு லூயா ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாரையும் பந்தி இருக்க சொல்லுங்கள் எல்லாரையும் பந்தி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும் எல்லாரும் சாப்பிட்டு மீதம் எவ்வளோ எடுத்தாங்களாம் சொல்லுங்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க டுவெல் பேஸ்கெட் பன்னிரெண்டு கூடைகள் நிறைய மீதம் எடுத்தார்கள் கர்த்தர் அலலூயா அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எப்படியா நான் சொல்கிறேன் உங்கள் கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் செயல்படுவார் கிரேட்டர் திங்ஸ் தன் தீஸ் இதிலும் பெரிதானவைகள் என்றால் என் கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்டு beyond my calculation beyond my calculation இருக்கும் ஜெனிசிஸ் ஃபிஃப்டீன் ஃபைவ் படிங்க ஆதி ஆகும் பதினஞ்சு அஞ்சு ஒரு சேலஞ்சு பாருங்கள் ஆபரகாம் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறாரு இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சேலஞ்ச் உங்கள் கால்குலேஷனுக்கு ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு நீங்கள் ரொம்ப மேக்ஸில் சூப்பராக உங்களுக்கு ஒரு சேலஞ்சு ஃபிஃப்டீன் ஃபைவ் ஆமீன் நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிக்கை பாண்டார் ஹலோ லூயா அதுக்கப்புறம் அலலுயா <laughs> உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் இவ்வனமாக இருக்கும் திரும்ப கொண்டு போய் சொல்கிறாரு கடற்கரை மணலை காமிச்சு இந்த மணலை என்ன கூடுமானால் என்ன உன் பாருங்க it is beyond calculation hallelujah God is challenging your all your calculation நம்ம சம்டைம் கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்போம் லைஃப்பில் இது பண்ணால் இது பண்ணால் அது பண்ணால் அது பண்ணால் is beyond that God wants to work beyond that அல்ல உங்கள் பிளான்ஸுக்கும் உங்கள் கால்குலேஷனுக்கும் கத்தர் பியாண்டாக ஒர்க் பண்ணுகிற தேவன் என்பதை நிரூபிக்கும் காரியம்தான் இதிலும் பெரிய காரியம் அல்ல நான் இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி போயிடுவேன்னா அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் மகளே அதை காட்டிலும் பெரிய காரியத்தை ஒன்றுமே இல்லாமல் என்னால் செய்ய முடியும் உங்கள் கால்குலேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது அதை தாண்டி நான் சொல்கிறாரு ஆபிரகாம கூப்பிட்டு என்னப்பா பார்க்கலாம் கால்குலேட் பண்ணு கவுண்ட் பண்ணு can you count it hallelujah நான் சொல்கிறேன் இட் இஸ் அலலுயா கவுண்ட் எண்ணிக்கைக்கு அடங்காதது அலலுயா கத்தருடைய பெரிய காரியம் எண்ணிக்கைக்கு அடங்காதது it is beyond your calculation it is beyond your calculation ரெண்டாவது அலலுயா கத்தை நமக்கு நிரூபிக்க விரும்புகிற காரியம் முதல்ல அலலுயா அவரை அறிந்தவர்கள் அவரை அலலுயா எப்பொழுதும் அறிந்தது போல அல்ல வேறு விதமாய் அறிந்து கொள்ள வைப்பார் என்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரேட்டர் திங் என்னதுங்க இது வரைக்கும் பார்த்தது ரபி இப்போ எப்படிங்க மேசி அலலு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் விசுவாசம் ஓரளவு அளவு இனி வேறு லெவல் ரெண்டாவது நான் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அந்த கணக்குக்கு அப்பாற்பட்டவர் அவர் என்பதை அலலுயா அவர் நிரூபிப்பார் அலலுயா நிரூபிப்பார் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து லூக் நைன்டீன் ஃபோர் ஆமீன் யார் இவர் சகேஸ் சகேயு சகேயு சகேயு சகேயு பாருங்கள் சகேயுவுக்கு ஏசு அவரே நான் இந்த இப்போ இந்த ஜபத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் God will reintroduce yourself நம்ம ப்ரேயர் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல காட் வில் ரீ என்னையே எனக்கு அறிமுகப்படுத்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு அவர் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார் உங்கள் அப்பா அம்மாக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார் யாருங்க அவர் தான் அவங்களை இன்ட்ரடி இன்ட்ரடியூஸ் பண்ண அப்பா அம்மா தான் மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்களை ஆனால் அப்பா அம்மாக்கே நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் நமக்கே நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் இப்போ இவன் இவனுக்கு இவனுடைய இன்ட்ரடக்ஷனை கத்தர் மாற்றுகிறார் பாருங்களேன் is giving a new identity to Zacchaeus the third greater thing இல்லையா God will give you a new identity ஒரு பேர் வச்சு நம்ம நம்மளே நம்ம கூப்பிட்டுப்போம் இல்லை ஒரு பேர் நமக்கு வழங்கியிருக்கோம் அந்த பேரை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அவன் அவன் அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டான் மீன் அவன் அந்த காரியத்தெலாம் செய்ய மாட்டான் நம்மளே சொல்லுவோம் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது நமக்கே நம்ம ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்குறோம் உலகம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்குறது கத்தர் அலலூயா உலகம் கொடுத்த ஐடென்டிட்டி ஆனாலும் பரவாயில்ல அப்பா அம்மாவே கொடுத்த ஐடென்டிட்டி ஆனாலும் பரவாயில்ல நானே எனக்கு போட்டுக்கொண்ட ஐடென்டிட்டி ஆனாலும் பரவாயில்ல God wants to change your identity Rachel பெ பென்னிமின் இல்லை பேர் வச்சதவங்க என்ன வச்சாங்க பெனோனின்னு வச்சாங்க பேர் என்ன பேர் வச்சாங்க ராகேல் அவங்க பையனுக்கு என்ன பேர் வச்சாங்க யோசேப்பு ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பையன் பிறக்கிறான் பையன் பிறக்கும் போது அவங்க இறந்துடுறாங்க இறக்கும் போது ஒரு பேர் வச்சுட்டு அவங்க அவங்க இது அந்த பையனுக்கு பேர் என்ன போடுறாங்க என் துக்கத்தில் இவனை பெற்றேன் பெயினில் பிறக்கிறேன் சன் ஆஃப் பெயின் பெனோனின்னா என்ன அர்த்தம் son of pain son of pain hallelujah உடனடியாக அவங்க அப்பா வந்து ஐயோ இந்த பேர் மாற்றணும் I want to change the ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு பென்யமீன் பெஞ்சமின் அப்படின்னு மாற்றிடுறாரு அல்லலுயா பெஞ்சமின் அப்படின்னு மாற்றிடுறாரு இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் God wants to change your identity God wants to change your identity ஆபேஸ்னால் என்னது அர்த்தம் துக்கம் சாரோன்னு அர்த்தம் உடனே அவன் சொல்கிறான் என் வாழ்க்கையில் என் பேரின் அர்த்தம் என் வாழ்க்கையின் அனுபவமாக மாறிக்கிடக்கூடாது ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என் எல்லையை பெரிதாக்குங்க என் எல்லையில் சமாதானத்தை கொடுங்கன்னு போட்டோன்னே வசனம் சொல்லுது கத்தர் யாபேஷின் வேண்டுதலை கேட்டார் அவன் சகோதரர் எல்லாரை பாற்றிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான் யாபேஷ் அலை லூயா பேரை அலலுய ஐடென்டிட்டியை மாற்றுகிற தேவன் அலலு இது வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சா அந்த ஐடென்டிட்டியை கத்தர் மாட்டோம் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா அலலுய ஒரு நெகட்டிவ் இருக்கா ஒரு நெகட்டிவ் நேம் என் லைஃப்பில் இருக்குதுங்க அப்படின்னா I am telling you greater thing அப்படின்னா இதெல்லாம் யாருமே கொடுக்க முடியும் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா நீங்கள் சம்பாரித்து வாங்க முடியுமா வாங்க முடியாததை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இதிலும் பெரிதான காரியம் he will change my identity he will introduce me to myself hallelujah he will reintroduce me to myself அவன் பாருங்கள் பத்தொம்பது ஒன்பது படிங்க ஐ மீன் எல்லோரும் சொன்னாங்க சொல்கிறாங்க இவங்க இந்த சம்பவத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை பாவியான மனுஷன் வீட்டுக்கு கர்த்தர் போனார் சொன்னாங்களா இல்லையா ஏசு வந்து அவன் வீட்டுக்கு போகிறாரு யார் வீட்டுக்கு சகைய வீட்டுக்கு போகிறார் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அவங்க பேர் என்ன அப்போ அவனுடைய ஐடென்டிட்டி என்னங்க பாவி அவ அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போகிறாரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போய் போகிறாரு இவர் போதகர் இல்லையா இவர் நான் இவர் போதகர் போய் ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகலாமா அவங்க அங்கெல்லாம் போய் சாப்பிடலாமா அங்கெல்லாம் போய் இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவனுடைய ஐடென்டிட்டி என்ன சுற்றுப்புறத்தால் சின்னர் சின்னர் சகேஸோட ஐடென்டிட்டி சகேவினுடைய ஐடென்டிட்டி சின்னர் அல்ல லூயா ஆனால் ஒன்பதாம் வருஷத்தில் ஆண்டவர் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நியூ ஐடென்டிட்டி கொடுக்குறாரு சன் ஆஃப் சொல்லுங்கள் சன் ஆஃப் ஆப் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே son of Abraham hallelujah as sinner become a son hallelujah as sinner become a son நீங்களும் நானும் கூட அப்படி தானேங்க எத்தனை பேருக்கு தெரியும் அது நம்மலாம் sinner once hallelujah we are sinners we were sinners now your sons and daughters of Christ hallelujah ஆண்டோடைய பிள்ளைகளும் புத்திரருமாய் கத்தன் மாற்றிருக்கார் சகேயுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு சின்னர் கிரேட் திங் என்ன தெரியுமா இப்போ சின்னரை சன்னாக மாற்றினார் பாருங்கள் is a son of Abraham hallelujah எல்லாரும் சொன்னாங்க பாவியான மனுஷன் பாவியான இயேசு வீட்டுக்குள்ளே போன வரைக்கும் தான் அந்த பேர் அதுக்கப்புறம் அவருக்கு புது பேரை கொடுக்குறாரு son of Abraham hallelujah you want witness this new identity ஏமின்னு சொல்லுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மனசுக்குள்ள ஒரு ஜபம் அலலுயா மனசுக்குள்ள எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணலாம் அப்பா ஆண்டவரை நீர் கொடுக்க விரும்பும் ஐடென்டிட்டி என் லைஃப்பில் கொடுங்க ஆண்டவரை என் ஐடென்டிட்டி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரை இந்த நெகட்டிவ் ஐடென்டிட்டி எந்தெந்த ஏரியாவில் என் லைஃப்பில் இருக்கோ ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபம் பண்ணுறான்ப்பா ஆண்டவரை change the identity reintroduce hallelujah reintroduce reintroduce the new identity Lord Jesus hallelujah நானும் பார்க்க மற்றவர்களும் பார்க்க உதவி செய்வீரா இயேசுவின் நாமத்தில் ஆமே நல்லலுயா அடுத்து பிலிப்புன்னு சொன்ன பாருங்க ஜான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகமாக போவோம் பத்து நிமிஷம் தான் இருக்கு அடுத்து ஆமாம் நான் அஞ்சு காரியத்தை சொல்லான்னு வந்தேன் மூன்று காரியம் அலலுயா நாலாவது காரியம் என்ன this is fourth thing hallelujah கேள்விப்பட்டதை காண்பது புரியுதுங்களா படித்தது எங்கேயோ கேட்டிருக்கோங்க எங்கேயோ பார்த்துருக்கோங்க ஏதோ நாலு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோங்க அப்படின்னு ஒரு காரியம் இருக்குல்ல அதே கண்ணாலேயே காண வைப்பார் அலலுயா அதுதான் ஒரு கிரேட்டர் திங்ஸ் அலலு இவன் சொல்கிறான் பாருங்கள் பிலிப்பு சொல்கிறான் நான் வாசித்தது அப்படி சொல்கிறானா இல்லையா எழுதியிருக்கிறதை நான் மோசையும் தீர்க்க தரிசனி சொன்னாங்கல்ல அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன்ப்பா நான் எழுதியிருக்கிறத கண்டோ கண்ணால் பார்த்தோம் இப்போ இப்போ நான் நேர் என் கண்ணால் என் என் ஃபிசிக்கல் ஐயா ஐஸ்லேயே நான் பார்த்துட்டேன் அதை அலலுயா நீங்கள் சாட்சிகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்லலாம் அப்பா பயங்கரமாக செஞ்சுருக்காருலாம் சிஸ்டர் காண்டவர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் கத்தன் மாற்றுவார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அலையிலூயா எங்கேயோ பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க பயங்கரமான டெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னீங்களே உங்களையே அந்த டெஸ்ட் மாற்ற கத்தரால் ஆகும் அலையிலூயா கேள்விப்பட்டதை அலையிலூயா மற்றவர்கள் சொன்னதை எங்கேயோ பார்த்ததை உங்கள் வாழ்க்கையிலேயே காண செய்யும் பெரிய காரியம் நாலாவது பெரிய காரியம் பிலிப்புக்கு ஆண்டவர் அவர் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு அந்திரேயாவுக்கு என்ன பண்ணுறாரு ரபி மேசியாவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு பிலிப்புக்கு கேள்விப்பட்டதை கண்டவராக இன் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் ஹலலுயா இப்போ என்ன பண்ணுறார் நான் கேள்விப்பட்டதை மோசே சொன்னதை தீர்க்கதரிசிகள் சொன்னதை என் கண்ணால் பார்த்துட்டேன் இயேசுவை நான் கண்ணால் பார்த்துட்டேன் ஹலலுயா கண்ணால் பார்த்துட்டேன் ஹலலுயா பிலிப்புக்கு அவ்விதம் அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நாலாவது காரியம் நீங்கள் கேள்விப்பட்டவைகளை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக என் வாழ்க்கையின் சொந்த வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்ற ஆண்டவரால் ஆகும் ஆகுமா ஆகாதா ஆகுன்றவங்க ஒரு ஆமீன் ஹலோ லூயா அப்போ கேள்விப்பட்டதை என் லைஃப்லேயே நான் நானே ஒரு பெரிய டெஸ்டிமணியாக மாற போகிறேன் பெரிய பெரிய டெஸ்டிமணிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய பெரிய டெஸ்டிமணிலாம் நான் பார்த்துருக்கிறேன் ப நான் யூடியூப்லலாம் ஆனால் நான் என்னுடைய டெஸ்டிமணி அதை காட்டிலும் வல்லமை உள்ள டெஸ்டிமணி ஹலோ லூயா என் வாழ்க்கையிலேயே கத்தர் அதை நடக்க பண்ணினார் பிலிப்பின் அனுபவம் அது உங்கள் அனுபவத்தையும் கத்தர் அவிதமாய் மாற்றுவாராக ஐந்தாவது ஐந்தாவது ஐந்தாவது நத்தானியலுக்கு வந்துடும் நத்தானியல் தான் என்னென்னா அவனுக்கு தான் சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் காண்பாய் அப்படின்னாரு யோ ஜான் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் படி ஆமீன் வந்து பாருங்களேன் சினிமா டைலாக் மாதிரி இருக்குது வந்து பார் அலலூயா வந்து பார் வந்து பார் ப்ரைஸ் அலலூயா அவன் சொல்கிறான் நாசரேத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு நன்மை ஒரு நன்மை வருமா ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேட்குறான் ரொம்ப ஏன் சொல்லுங்கள் காலகாலமாய் வழக்கமாய் ஒரு காரியம் இருக்கிறது என்னென்னா நாசரேத்து சின்ன ஊர் பெத்லகேம் சின்ன ஊர் அதிலிருந்து ஒரு நன்மையும் வராது அலலூயா அது வந்து கைவிடப்பட்டது அது நெகிழப்பட்டது அது எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட்டட் தான் அது வந்து யாருமே கண்டுகொள்ளாது அதான் இவன் சொல்கிறான் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடும் அஞ்சாவது காரியம்ல God will break the long time belief hallelujah நெடுநாளாக இருந்த வழக்க சொல்லை நெடுநாளாய் நம்பி இருந்த நம்பிக்கைகளை கத்தர் உடைப்பார் ஆமீன் சொல்லுங்களேன் அஞ்சாவது காரியம் அஞ்சாவது கிரேட்டர் திங்ஸ் அல்லையா ஐந்தாவது பெரிய காரியத்தை நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா நெடுநாளை சொல்லப்பட்டது அது பழமொழியாகவே மாறிடுச்சான் சில டைம் பழமொழியவே மாற்ற கத்தரால் மாறும் வசனம் இருக்குது Ezekiel twelve twenty two and twenty three வேகமாக படிங்க டைம் இல்லை எஸ்ஐக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆமீன் பழமொழினா நெடுநாளாய் சொல்லப்பட்டது தான் ஓல்டு சேயிங்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக இருக்குது அந்த பழமொழி யாரும் மாற்ற முடியாது அவ்வளோ பவர்ஃபுல் பழமொழி சேயிங் சேயிங்ஸ் லூயா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பழமொழியவே நான் மாற்றுவேன் லூயா பழமொழியை லாங் டைம் பிலீஃபை நான் உடைக்கிறேன் இன்றைக்கி லூயா அஞ்சாவது பெரிய காரியம் நத்தா நாத்தான்வேல் சொன்னான் ஆசிரியத்தில் ஒரு நன்மை வருமா வந்து பாரியா வந்துருச்சு லூயா God wants to break all the negative beliefs அல்லையா பழைய காலத்தின் மூட நம்பிக்கையோ இல்லை நெகட்டிவ் நம்பிக்கையோ இல்லை பழமொழியோ நாலு பேர் சொல்லி சொல்லி அல்லையா பழகி போன வழக்க சொல்லோ அதை உடைக்க வல்லமையுள்ள கிரேட்டர் திங்ஸ் தன் திஸ் ஆமின்னு சொல்லுங்களேன் I am gonna witness greater things than this can be our stand our feet அல்லையா I am gonna witness greater things than this அதுக்கப்புறம் அல்லையா ஒரு காரியத்தை நான் நான் சொல்கிறாரு ஒன்று ஐம்பத்தி ஒன்று படிங்க ஜான் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஆறாவது அவனை சொல்லி முடிச்சிடறேன் sixth blessing sixth blessing hallelujah I want say this hallelujah God is promising him open heaven லூயா வானம் திறந்திருக்கும் அனுபவம் லூயா வானம் திறந்திருக்கிறதின் அனுபவம் என்றால் என்ன தெரியுமா அதில் மூன்று விதமான அனுபவங்கள் இருக்கிறது நேரம் இல்லைனால அனுபவம் முதல்ல மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் முதல்ல மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் வானம் திறந்திருக்குது அப்படின்னா எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு ஒரு காரியத்தை நாத்தான்வேலுக்கு சொல்கிறாரு இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொல்லிவிட்டு ஃபிஃப்டி ஒனில் சொல்கிறாரு வானம் திறந்திருக்கிறத நீ பார்ப்ப யூ வில் சி ஓப்பன் எவன் லூயா ஓப்பன் எவன்னா என்ன அஞ்சு சிக்ஸ்த்து பிளெஸ்ஸிங் இதிலும் பெரிதானவைகள் என்றால் I am gonna see open heaven திறந்திருக்கிற வானத்தை நான் பார்க்க போகிறேன் வானம் திறந்திருக்கிறத பார்க்க முதல் காரியம் ஜியூட்டானமி டுவெண்ட்டி எயிட் நானே படிக்கிறேன் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி ஏற்ற ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் கத்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் hallelujah God will open the floodgates of heaven storehouse of heaven hallelujah வானம் திறந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் முதல்ல அவருடைய ஸ்டோர் ஹவுஸை கத்தர் உங்களுக்கு திறப்பார் ஹலோ லூயா பரலோகத்தின் பண்டகசாலை ஓப்பன் ஹெவன் மீன்ஸ் பரலோகத்தின் சொல்லுங்கள் open heaven material God is promising material blessing hallelujah சுகம் ஆரோக்கியம் பொருளாதாரம் அல்லையா சமாதானம் சந்தோஷம் எல்லாம் அல்லையா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹெவன் மீன்ஸ் அல்லையா இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கறது திறந்த வானம் திறந்த வானம் அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ரலமில் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் எஸ்ஏக்கியல் லூயா ஒன் ஒன் சேஸ் திஸ் நானே படிச்சுடுறேன் முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட்ட திறக்கப்பட நான் தேவ தரிசனத்தை கண்டேன் த விஷன்ஸ் இந்த ஹெவன் ரெண்டாவது ரெண்டாவது ஹையர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல என்னதுங்க திறந்திருக்கிற வானம் என்னதுங்க மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் ஓப்பன் எவனை ஆண்டவர் கொடுக்குறார் ஆறாவது பி சிக்ஸ்த்து கிரேட்டர் திங்கு ரெண்டாவது ஐயர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் லூயா தேங்க்யூ சீஸ் மூணாவது லூயா மேத்யூ ஃபோர்டீன் நைன்டீன் அப்பொழுது அவர் புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுத்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்னா to receive and send hallelujah என் ஜபம் மேல் போகும் பதில் கீழே வரும் மூணாவது your prayers your supplication your praises open heaven mean தடையே கிடையாது என் ஜபம் போகாதபடிக்கு தடையே கிடையாது மூணாவது பிளெஸ்ஸிங் ஓப்பன் எவன்னா என் ஜபம் போகும் ஃப்ரீயாக மேலே போகிறதையும் வரதையும் பார்ப்பேனார் மேலேயும் போகும் பதில் கீழேயும் வரும் அலலுயா நிறைய இடத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படின்ற ஏசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏன்னா open heaven sixth blessing sixth greater things than these இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஓப்பன் எவனை கத்தரை எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம் கண்களை மூடி அலையலூயா நன்றி அப்பா உமக்கு சோத்ரம் கர்த்தாவே மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா கேட்ட சத்தியத்திற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே இன்னும் ஒரு வர வர ஆண்டவரே நாளுக்கு நாள் அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க இன்னும் ஒரு வர வர நாளுக்கு நாள் அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்க நாங்கள் இன்றைக்கு கண்ட ஆறு ஆசீர்வாதங்கள் அப்பா வியகோனு விட்னஸ் ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் பார்ப்போம் இப்பேற்பட்ட காரியத்துக்கு நாங்கள் சாட்சியாய் மாறுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வந்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவ பிரசனம் தேவ கிருப ஒவ்வொருளோடும் ஆண்டவரை தங்கி தாபரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை போகும் பொழுதே கத்தாவே அநேக ஆண்டவரே தடைகள் நீங்கினதை அநேக குழப்பங்களுக்கு ஆண்டவரே தெளிவை நீர் கொடுத்ததை கண்டு இயேசுவின் வல்ல நாமத்தினால் கடந்து போகும்படியாக ஜெபிக்க ஏதோ ஒரு புதிய வாரத்தை இயேசுவின் நாமத்தில் துவங்குகிறோம் இந்த வாரம் நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாய் இந்த வாரம் எங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் மீதியான ஆண்டவரை எல்லா காரியத்தையும் உங்கள் அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கணும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபி ஜெபிக்கிறோம் அவங்க ஜப தேவைகளை நீங்கள் சந்திங்க பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இயேசுவின் வல்ல நாமத்தினால சுகமளிக்கும் நாமத்தினால நாங்கள் ஜெபித்து பேசுகிறோம் ஆண்டவர் சுகப்படுத்துங்க சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே அமேன் அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யூனி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக ஒரு ஆமீன் சொல்வீங்களா ஆமேன் அலேலுயா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you are have a blessed weekend நம்ம எல்லோரும் வேகமாக நம்ம அங்கே போயிடலாம் டீ அங்கே நமக்கு ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க ஸோ ஸோ தட் அடுத்த சர்ச்சு வந்து அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வேகமாக நாம் we can go to the next all praise எல்லாம்